வணக்கம் தமிழ் விக்கிபீடியாவில் மணல் தொட்டி என்றால் என்ன அதனை எப்படி பயன்படுத்துங்கிறத பார்க்கலாம் புதிதாக கணக்கு தொடங்கின எல்லா பயனர்களுக்கும் மேல் பக்கத்தில் மணல் தொட்டி அப்படிங்கிற சிகப்பு இணைப்பு காண கிடைக்கும் மணல் தொட்டி அப்படிங்கிறது ஒன்றுமில்லை ஒரு ரஃப் நோட் புக் மாதிரி நீங்கள் பயிற்சி செய்து பழகிறக்கான இடம் குழந்தைகள் வந்து சிறு வயதில் மணலில் அரசியல் எழுதி பழகிற மாதிரி நீங்கள் விக்கிபீடியாவில் மணல் தொட்டியில் எழுதி பழகலாம் அங்கே நீங்கள் எந்த வேணுமானாலும் செய்யலாம் அதை யாரும் வந்து என்னென்னு கேட்க மாட்டாங்க ஆக தயக்கமின்றி நீங்கள் பழகலாம் மணல் தொட்டியை உருவாக்க முதல்ல அந்த சிகப்பு இணைப்பை அழுத்துங்க இப்போது மணல் தொட்டி உருவாக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டி வந்து உருவாகும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய பணி உங்களுக்கு இங்கே மேலே மூலத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எழுதி பழக ஈஸியான எடிட்டர் வந்து கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் சோதனை செய்து பழகலாம் இது ஒரு சோதனை இது ஒரு இணைப்பு இது ஒரு சாய்ந்த எழுத்து இப்போ இணைப்பு அப்படிங்கிறதுக்கு நான் இணைப்பு கொடுத்து பார்க்குறேன் இந்தியாவுக்கு நான் இணைப்பு கொடுக்குறேன் சாய்ந்த எழுத்து அப்படிங்கிறத நான் சாய்ந்த எழுத்துன்னு செஞ்சு பார்க்குறேன் சாய்ந்த எழுத்து வந்துருச்சுங்களா இது மாதிரி இந்த கருவியில் உள்ள ஒவ்வொன்றையும் நீங்கள் சோதித்து பார்க்கலாம் பத்தி அப்படிங்கிற ஒவ்வொரு தலைப்பையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துணை தலைப்பு வந்து இங்கே உருவாகும் இது வந்து ஒரு புல்லட்டட் லிஸ்ட் உருவாக்குறதுக்கான ஒரு புத்தா அதே போல் எண் வரிசையிட்ட ஒரு இது எழுதணும் இந்த குறியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இதுபோல் இங்குள்ள ஒவ்வொரு கருவியையும் நீங்கள் சோதித்து பார்த்து எழுதி பழகலாம் ஒரு சோதனை முடிந்தது அப்படின்னா நீங்கள் அதை சேமித்து பார்க்கலாம் பக்கத்தை பதிப்பிடுக என்ன செய்தோம் சோதனை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடலாம் பக்கத்தை பதிப்பிடுக அப்படின்னா இந்த பக்கம் உங்களுக்கு வந்துடுச்சு இப்போது மீண்டும் இந்த பக்கத்தை நீங்கள் தொகுக்கணும் அப்படின்னா மீண்டும் இங்கே தொகு அப்படிங்கிற இணைப்புக்கு போயிட்டு மொத்தமாக வச்சுட்டு முதல்ல இருந்து உருவாக்கலாம் இப்போ நான் ஒரு கட்டுரையை இங்கே எழுதி பழகிறேன்னு வச்சுக்கோங்க தென் சென்னை இதை நான் ஒரு கட்டுரை எழுதிக்கோங்க இந்த கட்டுரையை நான் பதிப்பித்து பார்க்கிறேன் இந்த கட்டுரை எனக்கு நிறைவாக இருக்கிறது என்று வச்சுக்கோம் தமிழ் விக்கிபீடியாவில் குறைந்தது மூன்று சொற்றொடர்கள் கொண்ட கட்டுரைகளை தான் வரவேற்கிறோம் அதுக்கு மேலேயும் நீங்கள் எழுதி முடிஞ்ச அளவுக்கு நிறைவாக விரிவாக பயனுள்ள கட்டுரையாக படைக்க வேண்டும் சோதனை முயற்சிக்காக இந்த கட்டுரையை வந்து நான் ஒரு முதன்மை கட்டுரையாக மாற்றி காட்டப்போகிறேன் இப்போது புதிய கட்டுரை எழுதுக அப்படிங்கிற பக்கத்துக்கு செல்லுங்கள் இங்கே வந்து கட்டுரையோட தலைப்பு தாங்க அடுத்து வர்ற பக்கத்தில் உருவாக்கவும் அப்படின்னு சொல்லி விஷுவல் எடிட்டருக்கு மாறிக்கோங்க இப்போது இங்கே நீங்கள் எழுதியிருக்க பக்கத்தில் அப்படியே காப்பி பண்ணாதீங்க அது தவறாக வரும் அந்த ஃபார்மெட்லாம் போயிடும் ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து தொகு அப்படிங்கிற நெகட்டிவ் போயிட்டு மொத்தமாக நீங்கள் காப்பி பண்ணணும் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும் பக்கத்தை பதிப்பிடுங்க அப்படிங்கும்போது புதிய கட்டுரை உருவாக்கும் சொல்லி பக்கத்தை பதிப்பிட்டீங்க பதிப்பிக்கலாம் அப்போது இங்கே ஒரு புது கட்டுரை உருவாகிடுச்சு இல்லை நீங்கள் மணல் தொட்டியில் ஏற்கனவே இருந்த கட்டுரையை அழிச்சிடலாம் இல்லை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இப்போது இந்த கட்டுரையை நான் அழிக்க விரும்பலை மணல் தொட்டி நான் அழிக்க விரும்பலை ஆனால் இன்னொரு புதிய கட்டுரை எழுதி பழகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மணல் தொட்டிக்கு எல்லையே கிடையாது நீங்கள் எத்தனை மணல் தொட்டிகள் வேணால் உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இங்கே மேலே முகவரியில் போய் ஸ்லாஷ் ஒன்று அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு புதிய மணல் தொட்டியை நீங்கள் உருவாக்கலாம்